இன்றைய தினம் திசாபுத்திகளும் அதற்குண்டான பரிகாரங்களும் என்கின்ற தலைப்பில் பேச இருக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நடந்து கொண்டு வரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஜாதகத்தில் மூன்று வகையான பலன்கள் உண்டு ஒன்று ஜாதக பலன் ரெண்டு கோச்சார பலன் மூன்றாவது தசாபுத்தி பலன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தசாபுத்திகளும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கின்றது என்பதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க என்ன தசாபுத்திக்கு என்ன பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றதை பற்றி தான் பார்க்க போகிறேன் தசாபுத்திகளை பொறுத்தவரையில் முதலாவது திசை சூரிய திசை உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தற்போது சூரிய திசை நடந்து இருந்தால் சப்தமி திதியன்று சூரியனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு நட்சத்திரங்கள் போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வந்து கொண்டே இருக்கும் அட்டமி என்பது ஒரு திதி நவமி என்பது ஒரு திதி அது மாதிரி சப்தமி என்கின்ற திதி இருக்கின்ற போது சூரிய வழிபாடு செய்வது மிக விசேஷம் சப்தமி திதியில் சூரியனை கும்பிடுங்கள் உங்களுக்கு சூரிய திசை நடந்து சூரிய திசையினால் உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வருமாக இருந்தால் அல்லது சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் பாதகாதிபதியாக இருந்து திசை நடந்தால் அல்லது சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் மாரகாதிபதியாக இருந்து திசை நடந்தால் சூரியன் நீசப்பட்டு திசை நடந்தால் சூரியன் துன்பம் செய்யக்கூடிய இடத்திலிருந்து திசை நடந்தால் சூரிய திசைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்லுறேன் சப்தமி திதி என்று சூரிய வழிபாடை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை சுக்கர திசை இருபது வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு சூரிய திசை வரும் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய நாள் சூரிய ஓரை என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உள்ள ஓரை சூரிய ஓரை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரிய ஓரை அந்த சூரிய ஓரையில் சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சூரிய பூஜை செய்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன் நடக்கும் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி சொல்கிறேன் சந்திர திசை இரண்டாவது திசை சந்திர திசை சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் என்னுடைய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்குது ஐயா சந்திரன் என்னுடைய ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் சந்திரன் நீசமடைந்து விட்டார் சந்திரன் துன்பம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் எனக்கு சந்திரன் பாதகாதிபதியாக மாறிவிட்டார் எனக்கு சந்திரன் மாரகாதிபதியாக இருக்கின்றார் இந்த மாதிரி சந்திர திசையினால் துன்பம் வந்தால் மூன்றாம் பிறை தரிசனம் அமாவாசையிலிருந்து இரண்டாவது நாள் மூன்றாம் பிறை வரும் அந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யுங்கள் நான் மூன்றாம் பிறையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் அதற்கென்று தனியே நிறைய எபிசோடெல்லாம் சொல்லியிருக்கிறேன் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை தரிசனம் என்று பெயர் மூன்றாம் பிறை வரக்கூடிய தினத்தில் வெளியில் போய் பின்னேறம் நாலரை அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளே மூன்றாம் சூரியன் மறைகிற பொழுதுல சந்திரன் தெரியும் மூன்றாம் பிறை அவாமா அமாவாசைக்கு இரண்டாவது நாள் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யுங்கள் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் பௌர்ணமி விரதமும் அம்பாள் வழிபாடும் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கும் அதே நேரத்தில் துக்க நிவாரண அஷ்டகம் என்ற ஒரு பாடல் இருக்குது துக்க நிவாரண அஷ்டகம் அந்த பாடலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்றைக்கு படியுங்க அபிராமி அந்தாதி அதில் நூறு பாட்டு இருக்குது அபிராமி அந்தாதியில் நூறையும் படிக்க முடியாட்டியும் காப்பு படித்து முதல் பாட்டும் கடைசி பாட்டுமாவது படிங்க அபிராமி அந்தாதி சோமவார சிவ விரதம் இருந்து வாருங்கள் சோமவாரம் என்றால் திங்கக்கிழமையை தான் சோமவாரம் சோமவார விரதம் என்றால் திங்கக்கிழமை விரதம் சந்திரனால் தோஷம் ஏற்பட்டவர்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்து வாருங்கள் அடுத்தது செவ்வாய் திசை எனக்கு செவ்வாய் திசை நடக்குது ஐயா செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை சஷ்டி திதியன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுங்கள் சஷ்டி விரதம் கந்த சஷ்டி என்றது வேறு சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்புறையிலையும் தேய்புறையிலையும் சஷ்டி திதி வரும் சஷ்டி திதி என்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் சஷ்டி விரதம் அடுத்தது முருகனுக்குண்டான விரதம் கார்த்திகை விரதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் கார்த்திகை மாதத்துக்கு ஒருக்கா கார்த்திகை விரதம் பெறும் கார்த்திகை அன்று உபவாசமாக முரிய முருகனை வழிபாடு செய்யுங்கள் சுப்பிரமணியர் வழிபாடு செய்யுங்கள் கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாமல் யாரும் இல்லை கந்த சஷ்டி கவசத்தை படியுங்கள் செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் சஷ்டி திதியன்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கந்த சஷ்டி படிக்கலாம் செவ்வாய்க்கிழமையன்று கந்த சஷ்டி படிக்கலாம் டெய்லி கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் எனக்கு புதன் திசை நடக்கின்றது ஐயா புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் ஏகாதசி என்று சொல்லக்கூடிய திதியில் விரதம் இருங்கோ ஏகாதசியும் ரெண்டு வரும் மாதத்தில் வளர்புற ஏகாதசி தேய்புற ஏகாதசி என்று ரெண்டு ஏகாதசி வரும் இந்த இரண்டு ஏகாதசியும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி அன்று அன்னம் புசிக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது சாதத்தை உண்ணக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் ஏகாதசி அன்று விரதம் இருக்காட்டி கூட சாதம் சாப்பிடாமல் இருங்கள் அதுவே பெரிய விஷயத்தை உங்களுக்கு தரும் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் ஏகாதசி திதையில் விரதம் இருக்கும் விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் ஏகாதசி அன்றைக்கு விஷ்ணுவை தான் வழிபட மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் புதன் திசையினால் வரக்கூடிய தீமைகள் மிகவாக குறைந்துவிடும் புதன் திசையில் பெரிய கஷ்டம் பெறாரு திருவோண நட்சத்திர விரதம் இருங்கள் திருவோண நட்சத்திரத்தன்று மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷமான நாள் மாதத்தில் ஒரு நாள் திருவோண நட்சத்திரம் வரும் அன்றைய தினம் விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வாருங்கள் விஷ்ணு சகஸ்டநாமம் மகாவிஷ்ணுவினுடைய ஆயிரம் நாமங்களை கொண்டது விஷ்ணு சகஸ்டநாமம் இந்த விஷ்ணு சகஸ்டநாம பாராயணம் செய்யுங்கள் ஒன்று நீங்களே படியுங்க அப்படி இல்லாட்டி கெசட்டிலேயோ சீரியிலேயோ அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை போற்று காது குளிர கேட்டு வாருங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது ரொம்பவும் விசேஷமான ஒன்று வியாழ திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசைக்கு விஷ்ணு சொல்லியாச்சு வியாழ திசை நடக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கிழமையில் ஒரு நாள் வியாழக்கிழமை வரும் வார வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தால் வியாழ திசை குரு திசையினால் வரக்கூடிய துன்பம் நீங்கும் என்னுடைய ஜாதகத்தில் குரு வந்து பாதகாதிபதியாக இருக்கிறார் ஐயா நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இல்லை தீய கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறார் குரு மறைஞ்சிட்டார் குரு நீசப்பட்டுட்டார் குருவினால் நன்மை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் குரு திசை வந்தால் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் சிவ சகஸ்டநாமம் செய்வது மிகச் சிறந்தது புதன்கிழமையில் எப்படி விஷ்ணு சகஸ்டநாமமோ வியாழக்கிழமையில சிவனுடைய சகஸ்டநாமம் சிவனுடைய நாமங்களை சொல்லி சிவனுடைய ஆயிரத்தி எட்டு நாமங்களை கொண்டது சிவ சகஸ்டநாமம் அதை பாராயணம் பண்ணுங்க கெசட்டில் போட்டு கேளுங்கோ பிரதோஷ விரதம் இருந்து வாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து வாருங்கள் பிரதோஷ விரதம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் கண்டிப்பாக எல்லோரும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரதம் பிரதோஷ விரதம் குரு திசை நடந்து அதனால் தீமை அனுபவிக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை விரதம் இருங்கள் பிரதோஷ விரதம் இருந்து வாருங்கள் அடுத்தது சுக்குர திசை இருபது வருஷம் நடக்கக்கூடிய திசை சுக்குர திசை சுக்குர திசையினால் தீமை விளையக்கூடியவர்களும் சுக்கர திசையினால் அதிக நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு வாங்க சுக்கர திசையில் குபேர வழிபாடு செய்து வரலாம் குபேரர் படத்தை வச்சு அதுக்கு பூஜை செய்கிறது குபேர வழிபாடு மகாலட்சுமியை வழிபாடு செய்து வரலாம் சுக்குரனுக்கு அதிபதி மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் பூசிக்கிறது பௌர்ணமி அன்றைக்கு பூஜிக்கிறது லட்சுமிக்கு உகந்த தினங்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் சுக்கரவார விரதம் என்று சிறப்பாக சொல்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்க சோமவார விரதம்ன்றது திங்கக்கிழமையில் இருக்கிறது குருவார விரதம்ன்றது வியாழக்கிழமையில் இருக்கிறது புஜவார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறது இது வந்து சுக்குரவார விரதம் என்பது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கக்கூடிய விசேஷம் சுக்குர திசை யாருக்கு நடக்குதோ அவையிலெல்லாம் வெள்ளிக்கிழமையில் காலையில் சாப்பிடாமல் விரதம் இருந்து மத்தியானம் வாழையில் போட்டு சாப்பிட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்தால் சுக்கர நாள் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் மேலும் அதிர்ஷ்டமாக மேலோங்கி காணப்படும் சுக்குர திசையை பற்றி சொல்லிட்டு அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம்னு இருக்குது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் எட்டு லட்சுமிகளையும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அந்த அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரத்தை படியுங்க லக்ஷ்மி அஷ்டகம் என்ற ஒன்று இருக்குது லட்சுமி அஷ்டகம் அந்த லட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் பண மலையவே பெய்ய செஞ்சது கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் இதெல்லாம் சுக்குர திசை நடக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சுக்குரனுக்கு அடுத்தது சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பத்தொம்போது வருஷம் சுக்குர திசை இருபது வருஷம் நடக்கும் சூரிய திசை ஆறு வருஷம் நடக்கும் சனி திசை பத்தொம்போது வருடங்களுக்கு சனி திசை நடக்கும் இந்த மாதிரி சனி திசை நடக்கக்கூடியவர்கள் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் எப்போ ஏழரை சனி வந்தாலும் அட்டமச்சனி வந்தாலும் சனி வந்தாலும் கண்டச்சனி வந்தாலும் சனி தசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் தவறாமல் ஏற்றி வழிபாடு வந்தால் சனி திசையினால் வரக்கூடிய துன்பம் மிகவாக குறைந்து விடும் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்யுங்கள் அந்த பத்தொம்போது வருஷமும் வீட்டில் ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் ஊதுபத்தி காட்டி தீபம் காட்டி கற்பூரம் காட்டி வழிபாடு செய்து வாருங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்தால் சனீஸ்வரனால் வரக்கூடிய கடன் துன்பம் அலைச்சல் பிரயாணம் நஷ்டம் செலவு ஆரோக்கிய குறைவு எல்லாமே நீங்கள் போயிடும் தேய்புனை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு செய்து வாருங்கள் ராகு தசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் வள்ளி ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் சதுர்த்தி அன்று விநாயகரை விரதம் இருங்கள் என்ன நேர்களே இன்றைய தினம் ஒம்பது தசாபுத்திக்காரர்களும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி பார்த்தோம் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்